இப்போது அண்டை மாது The is may be long upon the land Is thy Lord thy God you indeed Thou shall not kill, thou shall not commit adultery Thou shall not steal, thou shall not beg forgiveness again